ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சும்மா ஃபோன் ஒண்டிக்கிட்டே இல்லைனா என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் ஏதாச்சும் பார்ப்பீங்க இல்லையா ஃப்ரீ டைமில் நீங்கள் சில திங்ஸை பண்ணும்போது நம்மளோட ஹெல்த் அண்ட் லைஃப் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி சில திங்ஸை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு ஆக்ஸ் Tamil myself Aravanthan Kumar so the first thing is work on yourself உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவராக சொல்ல முடியும் ஃப்ரீ டைம் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி தான் வரும்னு நம்ம ஸ்கூலில் ஆஃபீஸில் வெளியில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அங்கே ஒர்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவோம் இனி உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ டைம் கிடைச்சதா நீங்கள் பண்ண வேண்டியது ஒர்க் ஆன் யர் செல்ஃப் அதாவது உங்களோட ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அண்ட் உங்களோட ஹாபிஸை டெவலப் பண்ணுற மாதிரி செலவு பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு தனி ஃபீல் உருவாகும் and with will make your free time ultimately a useful one number two games games விளையாடுறது உங்களோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் மென்டலி நம்மளை சேலஞ்ச் பண்ணுற கேம்ஸை விளையாடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் சுடுகோ மாதிரி கேம்ஸ் விளையாடுங்க இந்த டிப் உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அட்மாஸ்ஃபியருக்கு கொண்டு போகும் number three exercise exercise or work out exercise பண்ணுறது நல்ல ஒரு பாடி ஷேப்பை மெயின்டைன் பண்ண உதவும் எக்ஸசைஸ் பண்ணுறது இம்யூனிட்டியை கொடுக்கும் அண்ட் அதனால் எந்த ஒரு டிசீஸும் உங்களை சீக்கிரமாக நெருங்க விடாது உங்களோட ஹெல்த் பர்ஸ்பெக்டிவாக இருந்தாலும் மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்ட் இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா இது நமக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் ரன்னிங் சைக்கிளிங் ஜிம்முக்கு போகிறது ஸ்விம்மிங் கிக் பாக்ஸிங்னு எது வேணாலும் என்ஜாய் பண்ணுற விஷயத்தை எடுங்க one off your digital devices நம்ம டிஜிட்டல் டிவைசஸ் கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க அண்ட் அந்த டைமை உங்களோட லவ் ஒன்ஸ் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்க அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு கிரியேட்டிவ் மூடு உருவாகும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் டிவைசஸை கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது உங்களோட மென்டல் ஹெல்த் செக்யூராக இருக்கும் அண்ட் இது மூலமாக வர்ச்சுவல் வேர்ல்டுலேருந்து ரியல் வேர்ல்டுக்கு என்ட்ராகுங்க number five create something free டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண பாருங்கள் பிகாஸ் புதுசாக நீங்கள் ஏதாச்சும் கிரியேட் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு தனி ஃபீலை கொடுக்கும் லைக் ட்ராயிங் வரைகிறதா இருக்கட்டும் கிராஃப்ட்ஸ் ஐட்டம் செய்கிறதா இருக்கட்டும் anything which you like the most அதை பண்ணுங்கள் நாளடைவில் நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக கூட மாறுவீங்கன்னு பார்த்துக்கோங்களேன் நீங்க பண்ற விஷயங்கள் மத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு தேவையில்லை ஜஸ்ட் ஃபார் ஃபன் தெரிஞ்ச நிறைய பேர் அவங்க இப்படி கிரியேட்டிவா பண்ண ஆரம்பிச்சுதான் ப்ரொஃபஷனா மாத்திருக்காங்க so just give a try so friends இது நான் நான் நான் சொல்ல நினச்ச பாயிண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே மோட்டிவேஷனல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தென் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்